ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம வெளியே போய் வந்து செலிப்ரேட் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வீடியோ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அஞ்சு மணிக்கே நான் வந்து எழுந்து காலையிலேயே வந்து வீட்டுக்கு பொங்கல் வச்சுட்டேன் அப்புறம் வந்து நம்ம வெளியே வர போய் செலிப்ரேட் பண்ணணும் இது இல்லாமல் வந்து தவனோட பர்த்டேவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் அன்றைக்கி நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக போச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சுட்டேன் சக்கரை பொங்கல் வச்சுட்டு சைடில் வந்து ரைஸு அப்புறம் வந்து பொங்கல் குழம்பும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா நான் அஞ்சு அஞ்சு காய்கறிகள் அப்புறம் வந்து அஞ்சு பயிர் அதெல்லாம் போட்டு வந்து ஒரு குழம்பு வந்து செய்வாங்க அதுதான் வந்து நான் செஞ்சேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வந்து நெய்யில் வறுத்து போட்டேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ஏலக்காவும் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பானையில் ரெடி ஆயிடுச்சு இந்த சைடில் வந்து குழம்புக்கும் வந்து எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வடைக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மசால் வடை அப்புறம் வந்து மெது வடை ரெண்டுமே வந்து நான் அன்றைக்கி செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சம் மாவு தான் நான் அன்றைக்கி போட்டேன் இப்போ வந்து மா மெது வடை வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துடலாம் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து மசால் வடை வந்து போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு சாதம் குழம்பு அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வடை எல்லாமே வந்து செஞ்சுட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து six forty five seven o'clock பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கேற்றிட்டேன் சாமிக்கு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு வீட்டில் சாமிக்கு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வந்து போட்டு விளக்கெல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் முன்னாடி நாளே கோலமும் பார்த்தீங்கன்னா நைட்டே நான் வந்து போட்டு வச்சுட்டேன் இதுதான் நம்ம வீட்டில் போட்ட பொங்கல் கோலம் அடுத்தது வந்து நாங்கள் வந்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் போயிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்லேட் ப்ரௌனி கேக் வந்து தவனுக்கு பர்த்டேக்காக செஞ்சுருந்தேன் அப்புறம் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இதுதான் வச்சு நாங்கள் வந்து அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்தாங்க தவனோட ஃப்ரெண்ட் தர்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க கண்டிப்பாக பர்த்டேக்கு போகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அவர் வந்து இங்க பாரு இங்க பாருங்க எல்லாம் இங்க பாருங்க இது இடம் ரெண்டு சொல்லும் happy birthday to you happy birthday to you happy birthday to Thavanesh happy birthday to you உட்காந்துக்கோ நீங்க வாங்க வாங்க கொடுத்துரு ஆன்வன் கொடுத்துரு கையில கையில கொடுத்துரு ஆமி ஆமி குடுறா ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள ஹாப்பி பர்த்டே என்ன தவணை அது ட்ரோனா சாப்பிடுறோம் தர்ஷினி சாப்பிடுறீங்க தர்ஷினி ஓகே தவா டெக்ஸ்ட் பண்ணிட்டியா செவன் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே ப்ரெசென்ட்லாம் பார்த்து அவர் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு அடுத்தது வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பீஸா வந்து பசங்கள்லாம் வந்து சாப்பிட்டாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கல் குழம்பு வச்சோம்ல அதை வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து போச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்து நான் முடிச்சுக்கிறேன் உங்களை வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்